ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டபுள் கான்ட்ராஸ்ட்டில் இருக்கக்கூடிய பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஒன் சிக்ஸ்டி நைன் சாரியுடைய நம்பர் ஒன் சிக்ஸ்டி நைனுங்க இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரெட் கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலரில் இருக்குது உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்டாகவும் வந்துடும் அண்ட் ஆல்சோ புட்டாவுமே இருக்குதுங்க புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு டெஸ்டு சரியில் இருக்குங்க அண்ட் மீனா ஒர்க்குக்கு நம்ம வந்து கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் சர்வ் பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க தாராளமாக நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக next sari sari number one seven zero பலூன் blouse ink blue colour body off சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் ராமர் க்ரீன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா six thousand two hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க யூஸ்வலாக இந்த சாரீஸ் வந்து six thousand five hundred above தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ ஆஃபருக்காக உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோங்க ஸோ இந்த ஆஃபர் அப்டேட்டை நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா அகெயின் ஃப்யூச்சரில் இந்த சாரீஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வரவே வராதுங்க நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் நிறையா கேட்டிருந்ததுனாலேயே இப்போ நம்ம போடுறதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ்க்கு போட்டுட்ருக்கோம் ஸோ அதே ப்ரைஸில் அகெயின் வரவே வராதுங்க இந்த அப்டேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் sari number one seventy one body off sari pink கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கு ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க sari number one seventy two body off sari red கலர்லேயும் pallu and blouse ink blue கலர்லேயும் இருக்குங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் பை பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஒரு சரி தான் அட் டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges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 நம்ம ஒவ்வொரு சாரியுமே லேயர் பை லேயராக செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோம் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் சில டபுள் ஷேட் கலர்ஸாக இருந்ததுன்னா ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக அந்த கலர் கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து லிட்டில் கலர் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே த்ரீ ப்ளை த்ரெட்டுவாக இருக்குது ஸோ வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் சாரீ தின்னாக இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸு கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number one seventy five பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லையும் அண்ட் பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா காப்பர் அண்ட் கோல்டு ரெண்டுலேயுமே வருதுங்க பாடி ஆஃப் சாரீ க்ரீம் கலரில் இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க வருது ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வரும் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் சாரீ கோடு அனுப்ப மறந்துடாதீங்க தேங்க்யூ